ரவுடி நீராவி முருகன் தப்பிச் செல்லும் போது தாக்கியதில் காயமடைந்த நான்கு காவலர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பல்வேறு கொலை கொள்ளைகளை செய்த நீராவி முருகனை பல மாதங்களாக தேடி வந்த தனிப்படை காவல்துறையினர் சுட்டுக் கொண்டது எப்படி என்று பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி நீராவி முருகன் தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் அருகே உள்ள நீராவி மீட்டை சேர்ந்தவர் இவர் மீது சென்னை தூத்துக்குடி ஈரோடு உட்பட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களில் ஆள்கடத்தல் கொலை கொள்ளை உள்ளிட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகின்றன திமுக முன்னாள் அமைச்சர் ஆலடி அருணா கொலை செய்யப்பட்ட வழக்கில் நீராவி முருகன் குற்றவாளியாக இருந்தார் கொலை கொள்ளை வழக்குகளில் கைது செய்யப்பட்டாலும் ஜாமீனில் வெளியே வந்து மீண்டும் கைவரிசை காட்டி வந்தார் நீராவி முருகன் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே அண்மையில் நடந்த ஒரு கொலை வழக்கில் நீராவி முருகனுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதனால் அவரை கைது செய்ய தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர் மேலும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரில் நாற்பது சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு தொடர்பாகவும் போலீசார் அவரை தேடி வந்தனர் பல மாதங்களாக நீராவி முருகனை தேடி வந்த நிலையில் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் இருந்து களக்காடு செல்லும் சாலையில் உள்ள பகுதிகளில் பதுங்கியிருப்பதாக திண்டுக்கல் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் இசக்ராஜா தலைமையிலான தனிப்படையினர் இன்று நெல்லை வந்துள்ளனர் நாங்குநேரிக்கு அவர்கள் சென்றபோது நீராவி முருகன் அங்கிருந்து களக்காடு சாலையில் சென்று கொண்டிருப்பது தெரியவந்துள்ளது அவரை மடக்கிப் பிடிக்க முயன்றபோது போலீசாரை அறிவாளைக் கொண்டு வெட்டியுள்ளார் மூன்று காவலர்களுக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் போலீசார் அவரை துப்பாக்கியால் சுற்றுள்ளனர் அதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ரவுடி நீராவி முருகன் ஒன்றர் செய்யப்பட்ட விவகாரத்தில் காயமடைந்த உதவி ஆய்வாளர் ராஜா காவலர் சத்யராஜ் ஷேக் முபாரக் காங்கு மணி ஆகியோர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் செய்தியாளர்களிடம் பேசிய நெல்லை மாவட்ட எஸ்பி சரவணன் திண்டுக்கல் மாவட்ட கொள்ளை வழக்கில் நீராவி முருகன் தேடப்பட்டு வந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த இசை இசக்ராஜா தலைமையிலான தனிப்படையினர் முருகனை இங்கு தேடி வந்துள்ளார் களக்காடு பகுதியில் அவரை சுற்றி வளைத்தபோது முருகன் காவலர்களை தாக்கியதால் தற்காப்பிற்காக இசக்ராஜா அவரது கைதுப்பாக்கியினால் சுட்டதில் முருகன் உயிரிழந்தார் என்று கூறினார் நீராவி முருகன் தாக்கியதில் நான்கு காவலர்கள் காயமடைந்தனர் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறினார் எஸ் பி சரவணன் தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் நீராவி முருகன் காவல்துறையினர் என்கவுண்டர் செய்யப்பட்டதில் உயிரிழந்த அவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இதனையடுத்து தொடர்ந்து பதற்றம் நீடிப்பதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்